இவர்தான் முக்கியமான ஆள் நான் தான் இந்த இடத்த ரொம்ப நாளாக அலங்கரித்து பாதுகாத்துட்டு வரேன் இங்கே இருக்கிற பட்டர்ஃப்ளை எல்லாம் வறுத்து சாப்பிட்றது இவரு தான் இவரால் வந்து நல்லா பொய் பேச முடியும் அதை நீங்கள் நல்லா நீங்களே பார்ப்பீங்க நாம இப்போ பன்னர்கட்டா ஜூவில் இருக்கிற பட்டர்ஃப்ளை பார்க்கில் இருக்கோம் இவர் இங்கே வந்திருக்கிற விசிட்டர் சொல்லுங்கள் சார் நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க உங்கள் ஆபீஸ்ல என்ன நான் வந்து ஆக்சுவலாக இருந்து வந்திருக்கிறேன் ஓகே அங்கேருந்து அப்படியே ஃப்ளைட்டு பிடிச்சி வந்தேன் வந்துட்டு அப்புறம் அப்படியே பஸ் ஏறினேன் ஓகே பஸ் ஏறி நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு கேட்கல எங்கே இருந்தீங்கன்னு தான் கேட்டோம் நான் தாங்க நான் நார்வேலேருந்து வரேங்க சார் நான் சரிங்க இங்கே நீங்கள் என்ன பக்கத்துக்காக வந்திருக்கீங்க நான் இங்கே வந்து சொன்னாங்க இந்தியன் கேர்ள்ஸ்லாம் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை நம்பி தான் நான் பெங்களூருக்கு வந்தேன் சரிங்க பட் பனர்கடாஜ் வந்து பெங்களூருக்கு அவுட்ரு ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் இருக்கனால எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிப்போச்சு ஓகே நீங்கள் நான் வந்தேன் ஓ என்ஜாயிங் ஹியர் ஓ தட் சவுண்ட்ஸ் கிரேட் நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணியதுக்காக வந்திருக்கீங்களா இல்லை ஜஸ்ட் டேட்டிங்காகவா நான் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க நான் டேட் பண்ணவும் பொண்ணு இல்லை கல்யாணம் பண்ணவும் பொண்ணு இல்லை நான் ரொம்ப ஒரு ஏழை ஓகே அதனால நான் ஏதாவது இங்கே ஏதாவது நார்வேல என் ரேஞ்சுக்கு பொண்ணு இல்லை ஓ அங்கே என்ன வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு பொண்ணு கிடைக்கல அங்க நாங்கள் வந்துட்டு என்னன்னா வெல் நான் வந்து ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுங்க ஷார்ட்டாக ஒரு லைனில் சொல்லுங்கள் பேசிக்கலாக நான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்களா அந்த வேலை வந்துட்டு அளவுக்கு மீறிய சம்பாதியம் ஸோ என்ன பண்ண தெரியல வேஸ்ட் பண்ண தெரியல மணி ஸோ நான் அங்கே ஒரு டாலர் எடுத்து போய் காட்டணும்னா இங்கே இந்தியாவில் வந்து பத்து ருபீஸ் தராங்க அப்படிங்களா பத்து நோட்டாக தராங்க ஐநோ ஐ அபவுட் அதனால நீங்கள் இங்கே வந்துட்டீங்க கிளம்பி ஓகேங்க ரொம்ப நல்ல நோக்கம் ஒரு ஒன்றரை வருஷம் டூரு அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் உங்கள் பணத்தெல்லாம் செலவு பண்ணிவிட்டு எங்களை வாழ வச்சுட்டு போங்க சரிங்க உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் எனக்கு நீங்கள் வந்து 啊。 அந்த பாட்டுங்களா உங்களுக்கு எப்படி நார்வேல இருந்து இந்த பாட்டு தெரிஞ்சது பாட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ்ங்க அந்த வேர்ல்ட் வைடு வந்து நாங்க நைட் மசாலா பாக்கும்போது இந்த பாட்டு வந்து கவுண்ட் டவுன்ல கண்டிப்பா வருதுங்க ஓ ஓகே ஓகே இந்தியா எங்க ரொம்ப பெருமையா இருக்குங்க என் நார்வே வரைக்கும் ரீச் ஆயிருக்கு எல்லாவது தமிழ்னா வந்துட்டு எங்க எல்லாத்துக்குமே தெரியும் தட்ஸ் வை நான் தமிழ் கத்துக்கிட்டு நான் தமிழ்ல கூட பேசி ஓ நான் அதே மறந்துட்டேன் நல்லா தமிழ் பேசுறீங்க சரி சார் ரொம்ப நன்றி நாங்க அடுத்த கண்டென்ஷன்ல பார்க்க போறோம் வீட்டு சமையல் மறக்காமல் இந்த டப்பாவை எடுத்துக்கோங்க